வணக்கம் silver micro five minute chart June twenty four time வந்து ஈவினிங்கில் ஒரு செவன் ஃபிஃப்டி மேலே ஆகுது மார்க்கெட் ரேஞ்ச் வந்து fifty nine thousand nine hundred range so இந்த சார்ட்டில் எவ்ரிடே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கேண்டில் இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் entry point line buy at fifty nine nine twenty six அதுதான் என்ட்ரி பாயிண்ட் பாயிண்ட் மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து stop loss line so everyday இந்த சார்ட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் அது பிரேக் அவுட் கிடைக்கும் போது உங்களுக்கு கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டாரட்டை இதால் ரீச் வந்து கொடுக்க முடியும் ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட்றது எப்போயும் ஒரு ரவுண்டான ரேஞ்ச் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் So in the chart, it's simple. Bite and green color candle, sell and red color candle. So candle color trend இருக்க வரைக்கும் சேமாகவே இருக்கும் யார் வேணாலும் சும்மா பார்த்தாலே போதும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் கேண்டில் கலரை வச்சு ஓகே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ கூட அப்படி தான் so okay green colour candle இது வந்து ஒரு buying momentum buy trend silver change ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம சில்வரை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மெகா மினி மைக்ரோ இந்த மாதிரி இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உங்களால் ஃபண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்ஸும் சில்வரில் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு சில்வர்னு இல்லை குரூட் ஆயில் பேங்க் நிஃப்டிலாம் வந்து நாங்கள் ஆக்சுவலி டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ வீக்கெண்டுன்றனால உங்களுக்கு சில்வர் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ சில்வர்லேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சில்வரில் ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு fifty nine nine forty five actually இன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கால் ப்ரீஸ் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு எப்போனா கரெக்டாக மார்க்கெட் முடிய போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜெனரேட் ஆயிருந்துச்சு அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே இருந்துச்சு ஸோ ப்ரீஸ் டே பாருங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் ஆகும்போது நமக்கு அந்த கரெக்டாக அந்த செல் கால் வந்துச்சு sixty thousand three ninety six அப்படின்ட்டு நமக்கு ஒரு செல் கால் கிடச்சிச்சு கிடச்ச அந்த செல் கால் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் அப்போயே வந்து ஆக்சுவலி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் அதுக்கடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் second target break out so ஒரு டோட்டலாக ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு வந்து சில்வர் மைக்ரோவில் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு ரெண்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுச்சு ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அதனுடைய கண்டினியூஷன் இருந்துச்சு ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் அதனால் அந்த டவுன் ட்ரெண்டினுடைய கண்டினியூஷனாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு அந்த செல் காலுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் இது வந்து நேற்று ஈவினிங்கில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்திருக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைனில் பை பண்ணலான்ட்டு இதுவும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆரட் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் வரும் ஸோ இதான் இன்றைக்கி ஓப்பனிங் பாயிண்ட் ஓப்பனிங் பாருங்கள் நமக்கு இன்றைக்கி June twenty four gap down அப்படியே மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைடு இறங்கிக்கிட்டே வருது இறங்கிக்கிட்டே வந்தது fifty nine thousand six hundred five hundred ரேஞ்ச்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணுது கடைசியில் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஒரு ஈவினிங்கில் செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் ரெக்கவரி ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குயிக்கான ரெக்கவரின்றனால நமக்கு fifty nine nine twenty six almost வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துடுது அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ நமக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி எப்போ ட்ரெண்டு மாறுதோ அப்போ நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இதில் உங்களுடைய வேலை ஒன்றுமே கிடையாது சும்மா இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரெயினிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக் கால் எப்படி ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் இப்போ பிரேக் அவுட் வந்து கொடுக்குது அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ரைஸ் ஆச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஆக்சுவலி செகண்ட் ஆர்ட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ